நோ சார் நான் ரொம்ப டீசென்டான ஃபேமிலியில பிறந்தவன் சார் என்ன பத்தி யாரோ உங்ககிட்ட தப்பு தப்பா சொல்லிருக்காங்க சார் ஓசில சோறு போட்டா எங்க வேணாலும் கிளம்பிடுறதா ஐயோ பிளாடி பகர் உங்களை எல்லாம் பார்த்தா எனக்கு பாவமா இருக்கு மாச கடைசிப்பா பையில பத்து பிசா கிடையாது என்ன சின்ன பிள்ளத்தனமா இருக்கு ராஸ்கல் யாருக்கிட்ட வந்து விளையாட்டு காட்டி இருக்க பத்து பிசா கிடையாது போடா என்னை வச்சு ஒண்ணு காமெடி கிமெடி பண்ணலையே எவ்வளவு டிஸ்டர்பன்ஸ் ராஸ்கல் பிஸ்கட்ல விழுந்துருவான்னு பார்த்தா நோஸ்கட் பண்றான் ஆஹா நம்ம புட்ட நம்ம கிட்டே போடுறேன் ஆரம்பிச்சிட வேண்டியதான் டேஞ்சரஸ் பிள்ளை இவனை கேர்ஃபுல்லாக தான் ஹேண்டில் பண்ணணும் சோனமுத்தா டேய் சோனமுத்தா போச்சா இந்த அம்மா தாண்டா அந்த வீட்டுக்கு மெயின் டெல்லியில போய் படிச்சிட்டு வருது ஏன் இங்க படுக்கிறதுக்கு இடம் இல்லையா I am speaking, no cross speaking. Sit down. பிரச்சனையை தீர்த்து வேணுங்க அவையா எதுக்கு பேசப்படாது இந்த மாதிரி கலர் சட்டெல்லாம் போடுறதுக்கு உனக்கு தகுதி வேணும்டா கருவாப்பையில Give respect, take respect. Okay? தேவை உள்ளான்னு தேவையில்லாதான்னு எப்படி தெரிஞ்சுக்கிறது நீ புடுங்குறது பூராமே தேவையில்லாதான் போய் புடுங்கு போ ஃபீலிங்கா என்ன என்ன ஃபீலிங்கு கங்கி மங்கி அடங்கோ Rabbits from a hoarder? This one's my favorite because she's torture பண்ற rascal might just have to bring her inside. <laughs> what do you think of her, doorknob? They love each other. Teenagers are almost ready to go out. அப்ப நாங்கனாப்ல யாரு Hey! You, you, you! I fool of the idiot of the fool of the ass! Ass! Ass! Ass! Ass! ஐயோ Look at that, a happy, oh, the happy dog, or just a happy, happy, happy. மாப்பிள மாப்பு பட்டுட்டாடா ஆப்பு ஏய் ஏய் ஏய் மிஸ்டர் Building strong base மட்டும் கொஞ்சம் வீக் தம்பி போங்க தம்பி ஊருக்குள்ள போய் காட்டு பாருங்க நாங்க அடி வாங்காத ஏரியாவே கிடையாது எவ்வளவு அடி வாங்கினாலும் சத்தமே வராது ஓடுனது கிடையாது நீ என்னமோ ரெண்டு அடி அடிச்சுட்டு பெருசா பீத்துற சல்லி சல்லியா நொறுக்கிட்டீங்களடா லாங்கில பார்த்தா தாண்டா காமெடியா இருப்பேன் கிட்டத்துல பார்த்தா டெரரா இருப்பேன்டா டெரரா You can take a small bite. Just bite the corner like this. என்னையும் அடக்கிட்டீங்க வெக்கத்துல இத்தனை வெரைட்டியா